ஹம்மிங் பறவைகள் இதோ ஒரு உண்மை ரூபி தொண்டையில் உள்ள பேர் மெக்சிகோ வளைகுடாவில் ஐநூறு மைல் தொலைவில் தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவில் உள்ள குளிர்கால வீடுகளுக்கு இடைவிடாமல் பறக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா பறவையியல் வல்லுநர்கள் என்று அழைக்கப்படும் பறவைகளை படிக்கும் உயிரியலாளர்கள் பறவைகளை குடும்பங்களாக பிரிக்கிறார்கள் ஹம்மிங் பறவைகளுக்கு வழங்கப்படும் குடும்ப பெயர் ட்ரோச்சிலிதே ரோச்சிலிடைய குடும்பம் மிகப்பெரியது. இதில் முன்னூற்று இருபத்தாறு வகையான ஹம்மிங் பறவைகள் அடங்கும். இது உலகின் இரண்டாவது பெரிய பறவை குடும்பமாகும். பறவையியல் வல்லுநர்கள் பறவைகளை குடும்பங்களாகப் பிரிப்பது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? ஹம்மிங் பறவைகள் எங்கு வாழ்கின்றன? அவர்கள் வடக்கு, தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவில் மட்டுமே வாழ்கின்றனர். அவற்றை நாம் நமது தோட்டங்களிலும் ஊட்டிகளிலும் பார்க்கிறோம். கூடுதலாக ஹம்மிங் பறவைகள் காடுகள் பாலைவனங்கள் மற்றும் கடற்கரையோரம் போன்ற அனைத்து வகையான வாழ்விடங்களிலும் வாழ்கின்றன ஹம்மிங் பறவைகள் எங்கு வாழ்கின்றன என்பதை அறிய ஒரு பூகோளத்தை பார்த்து வடக்கு தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவை கண்டறியவும் இந்த இடங்களில் பறவைகளின் பல்வேறு வாழ்விடங்களை கவனியுங்கள் பல்வேறு வகையான ஹம்மிங் பறவைகள் உள்ளதா ஆம் கம்மின் பறவைகளில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் இனங்கள் உள்ளன பெரும்பாலானவர்கள் இங்கு வட அமெரிக்காவில் வசிக்கவில்லை வட அமெரிக்காவில் பதினேழு இனங்கள் மட்டுமே வாழ்கின்றன மீதமுள்ளவர்கள் மெக்சிகோ தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவில் வாழ்கின்றனர் வேடிக்கையான உண்மை பேர் இனங்கள் பெரும்பாலும் அவற்றின் வண்ணமயமான இறக்குகள் அல்லது அசாதாரண தோற்றத்திற்காக பெயரிடப்படுகின்றன. சில பெயர்கள் அதிரடி கதாபாத்திரங்கள், இளவரசிகள் மற்றும் தேவதைகள் போலவும் ஒழிக்கின்றன சில எடுத்துக்காட்டுகள் ரூபி தொண்டை ஹம்மிங் பேரர் ஊட் பேரர் கார்ன் சஞ்சம் ஃபயர் தொண்டை மெட்டல் டீல், பிளாக் பெல்லிட் பேர் கிரீன் கிரீடம் ஹம்மிங் பேர் கிரி கிரீட்டட் முக்னிம் ட்ரூஃபஸ் மார்பு ஹெர்மிட் லிட்டில் சுனாங்கள் மற்றும் கருப்பு காத்து தேவதை ஹம்மிங் பறவைகள் என்ன சாப்பிடுகின்றன ஹம்மிங் பறவைகள் சர்க்கரையை விரும்புகின்றன அவர்கள் நிறைய சுற்றி பறக்க ஆற்றல் நிறைய சர்க்கரை வேண்டும் ஒரு ஹம்மிங் பேர் ஒருபோதும் அதிக ஆற்றலை கொண்டிருக்க முடியாதது ஏனெனில் அவை விதிவிலக்கான வேகமான வளர்சிதை மாற்றத்தை கொண்டுள்ளன ஹம்மிங் பறவை உண்ணும் சர்க்கரை தேன் எனப்படும் பூக்களிலிருந்து இந்த தேனை பெறுகிறார்கள் மக்கள் பூக்களின் தேனை ஒத்த தேனையும் செய்கிறார்கள் இது ஒன்று பங்கு சர்க்கரைக்கு நான்கு பங்கு தண்ணீர் கலந்த கலவையாகும் ஹம்மிங் பறவைகளும் பூச்சிகளை உண்கின்றன பிழைகள் சாப்பிடுவதால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்திற்கும் வலுவான தசைகளுக்கும் தேவையான புரதம் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் கிடைக்கின்றன மின்னஞ்சல்கள் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட விளம்பரங்களை பெற நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் சர்க்கரையை விரும்புகிறீர்களா? சர்க்கரை அதிகம் சாப்பிட்டால் சக்தி அதிகம் என்று யாராவது சொல்வார்களா? நல்ல ஆரோக்கியத்திற்கு தேவையான புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை பெற நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? வேடிக்கையான உண்மை. ஒரு ஹம்மிங் பறவை நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும். இவை ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான பூக்களை உண்ணும். ஒரு பேர் ஒரு பெரிய பசியைக் கொண்டுள்ளது. உலகில் உள்ள எந்த பறவை அல்லது விலங்கிலும் இல்லாத வேகமான வளர்சிதை மாற்றத்தை அவை கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஒரு நாளில் குறைந்தபட்சம் அவர்களின் உடல் எடை அல்லது அதற்கும் அதிகமாக சாப்பிட வேண்டும். அவர்கள் மிகவும் வேகமான இதயத் துடிப்பைக் கொண்டுள்ளனர். இது நிமிடத்திற்கு ஐநூறு முறை துடிக்கலாம். ஒரு ஹம்மிங் பேர்ட் சாப்பிடாவிட்டால் சில மணி நேரங்களில் பட்டினியால் இறந்துவிடும் ஒரு சிறிய ஹம்மிங் பேர்ட் ஒரு யானையை விட நூறு மடங்கு வேகமான வளர்சிதை மாற்றத்தை கொண்டுள்ளது நீங்கள் எத்தனை பவுண்டுகள் எடையுள்ளீர்கள் ஒரே நாளில் இவ்வளவு சாப்பிடலாம் என்று நினைக்கிறீர்களா மலரில் கம்மிங் பேர் கம்மிங் பறவை எப்படி சாப்பிடுகிறது ஹம்மிங் பறவைகள் பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சுவதற்கு அவற்றின் மிக நீண்ட நாக்குகளை பயன்படுத்துகின்றன. அவர்கள் தங்கள் நாக்கை வைக்கோல் போல பயன்படுத்துவதில்லை. மாறாக, அவர்கள் சாப்பிடுவதற்கு நாக்கில் தோப்புகள் உள்ளன. பறக்கும் போது நடுவானில் பூச்சிகளை பிடிக்கிறார்கள். பூச்சிகளை பிடிக்க அவை நீண்ட கொக்குகளைத் திறக்கின்றன. ஹம்மிங் பறவை அதன் நீண்ட நாக்கை நீட்டி தேன் சாப்பிடுவதை பாருங்கள். சீக்கிரம் அவர்கள் வேகமாக இருக்கிறார்கள் ஹம்மிங் பறவைகள் ஏன் சண்டையிடுகின்றன பல வகையான ஹம்மிங் பறவைகள் உணவை பகிர்ந்து கொள்வதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் ஒரு பூந்தோட்டம் அல்லது ஊட்டி போன்ற ஒரு பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து அதை பாதுகாக்கிறார்கள் மற்றொரு பேர் அல்லது மிக பெரியதாக இருக்கும் மற்றொரு வகையான பறவை அதன் எல்லைக்குள் வரும்போது அசல் பேர் அதன் உணவு விநியோகத்தை பாதுகாக்கும். இது சில நேரங்களில் பறவைகளுக்கு இடையே சண்டைக்கு வழிவகுக்கிறது. வேடிக்கையான உண்மை சிறிய பேர் அதன் சிறந்த தைரியத்திற்காக நன்கு அறியப்பட்டதாகும். பண்டைய காலங்களில் மெக்சிகோவின் ஆஸ்டெக் இந்தியர்கள் போருக்குச் செல்வதற்கு முன்பு ஹம்மிங்பேர்க் இறக்குகளால் செய்யப்பட்ட கழுத்தணிகளை அணிந்தனர். இன்று, நாம் பயப்படும் ஒன்றைப் பற்றி தைரியமாக இருக்க வேண்டியிருக்கும் போது அவை தைரியத்தின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன. ஹம்மிங் பறவைகள் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு பயனுள்ளதா? ஆம். அவை சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை தேனை உண்பதால் அவை பூக்களை மகரந்தச் சேர்க்கை செய்கின்றன. ஹம்மின் பறவைகள் தேன் சாப்பிடும் போது சில மகரந்தங்கள் அவற்றின் இறக்கைகளில் விழுகின்றன. நமக்குத் தெரிந்தபடி அவை அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு பூவிலிருந்து பூவுக்கு பறக்கின்றன. இப்படித்தான் ஆயிரக்கணக்கானவர்கள்